கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ஊரடங்கு நாட்களில் அநேகம் பேருக்கு வேலை இல்லை அதனால் வருமானம் இல்லை அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சில கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை இல்லைனாலும் மாத சம்பளம் வந்துடும் ஆனால் கம்பெனிகளில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கிடையாது பிளாட்ஃபார்மில் எத்தனையோ பேர் சின்ன சின்ன கடைகள் போட்டு அதையெல்லாம் வச்சு பழச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு ஆறு நாள் வேலை பார்த்து தான் சம்பளம் கிடைக்கும் அவங்க இப்போ வேலை இல்லை சம்பளம் இல்லை அன்றாடம் கூலி வேலை பார்க்குறவங்க அன்னனே கிடைக்கிற கூலியை வச்சு தான் ராத்திரியில் ஒரு வேளையாவது நல்லா சாப்பிடுவாங்க இப்போ அவங்களுக்கு வேலையும் இல்லை நல்ல சாப்பாடும் இல்லை எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறனால நமக்கு இதெல்லாம் தெரியலை ஆனால் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி பார்க்குற போது சிரமமாக இருக்கு இல்லையா அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா ஆண்டவர் இன்னைக்கு அதுக்காக தருகிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி மூணு பதினெட்டு பத்தொம்போது வசனங்கள் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கத்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது இந்த வார்த்தையை வச்சு நாம் ஜெபிக்கலாம் நாம் யார் யாரெல்லாம் இப்போ சொன்னோமோ இவங்களும் இன்னும் யார் யாரெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களோ அவங்களையும் கத்தருடைய கண்கள் பார்க்கிறது அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது ஜெபிக்கலாமா அன்புள்ள எங்கள் தகப்பனே இந்த நேரத்திலே கத்தாவே இந்த ஊரடங்கினால் எவ்வளவோ ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை பரலோகத்திலிருந்து எங்கள் தேவன் பார்க்கிறபடினாலே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் அவர்களை பார்க்கவில்லை ஆண்டவரே அவருடைய கஷ்ட நிலவரம் என்னதென்று எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே ஆனாலும் எவ்வளவோ ஜனங்கள் மாதம் முழுக்க வேலை பார்த்து சம்பளம் வாங்கினாலும் கூட அவங்களுடைய மாத தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஆனால் இப்போ வருமானமே இல்லாமல் அவங்க நிலவரம் எவ்வளவு மோசமாக இருக்குங்கிறத நாங்கள் நினைக்கிற போது ஆண்டவரே நீங்கள் தேவன் அவர்களை பாதுகாக்கிறபடினாலே அவர்கள் இன்றைக்குமாய் உயிரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே நன்றியோடு மீ துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஊரடங்கினால வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் ஒருவேளை சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுகிற அந்த அருமையான ஜனங்களுக்காக ஆண்டவரே இவ்வளோ சமூகத்தில் நாங்கள் கத்தாவை செவிக்கிறோம் உங்கள் தேவன் தம்முடைய வல்லமையுள்ள அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே பஞ்சத்தில் அவங்களை உயிரோடே காக்கிறபடியாக ஆண்டவரே உடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி நீங்களாக்கும்படியாக ஆண்டவரே கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிற எங்கள் தேவன் ஆண்டவர ஒவ்வொரு சனத்தையும் இப்படி கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் கத்த தம்முடைய கிருபையின் செட்டைகளுக்குள்ளே மூடி பாதுகாத்து ஆண்டவரே அவளுடைய அன்றாட தேவைகளை ஆண்டவரே இந்த பஞ்சத்தில் அவளை உயிரோடே காத்து அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் தந்து ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் கத்தாவே அவங்களுக்கு தந்தலும்படியாக செபிக்கிறோம் சீக்கிரத்தில் அவள் வேலை கிடைக்கவும் ஆண்டவரை வருமானம் கிடைக்கவும் அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படவும் ஆண்டவரே உடைய கரங்கள் அவர்கள் மேல் தங்கியிருக்கும்படியாக செபிக்கிறோம் உடைய அன்பு கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் காத்துக்கொள்ளும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இளையேசு கிறிஸ்துவின் உங்கள் அன்பின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பசுத்தமுள்ள பிதாவே ஆமே ஆமே ஆமே அருமையானவர்களே உங்களுடைய கோரிக்கைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் எல்லா காரியங்களுக்காகவும் செபிக்கிறோம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் செம்பிங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்ற வேலைகளே ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக ஆமேன்